இப்போ நாம் பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு கால் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து க்யூப்ஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கொத்தமல்லி அரை கப் தேங்காய் துருவல் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூளுக்கு சிறிதளவு எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ பருப்பு போட்டுக்கலாம் இஞ்சி காஞ்ச மிளகாய் பூசணிக்காயில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம வந்து மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா மிளகாத்தூள் எல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விடணும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வெந்துடுச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் கலக்கி விடுங்க உப்பு குறைச்சலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிடுங்க பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்